வணக்கம் இப்போ நாம் bank Nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு thirty three thousand eight hundred and twenty range அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ப்ரீவியஸாக செல் கால் வந்துட்டு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் மேல் ஆகுது ப்ரீவியஸ் கால் செல் கால்ன்றனால கேண்டில்ஸ் எல்லாம் ரெட் கலர் இருக்குது பட் ஒன்ஸ் வந்து கால் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆனனால நமக்கு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து ஒரு கேண்டில் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துட்டு நமக்கு பக்கத்துலேயே என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் thirty three thousand eight thirty செவனில் பையின்னு வந்திருக்கு ஸோ அந்த ரேஞ்சில் பை பண்ணலானும் அதுக்கு மேலே க்ரீன் கலரில் ஒரு லைன் ஃபஸ்ட் டாரட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வரும் செகண்ட் டாரட்டுக்கு அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் லைன் வந்து வரும் ஸ்டாப் லாஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா பைக்காலுக்கு கீழே ரெட் கலரில் ஒரு லைன் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதே உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டரில் கால்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் டெய்லி எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேல்பிங் டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது உங்களுக்கு வந்து அப்படியே சார்ட்டோட ஒட்னாப்லே தான் இருக்கும் கேண்டில்ஸ்னுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ கேண்டலுடைய மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் இந்த டைமிங்லலாம் ரொம்ப ஸ்லோவாக சின்ன சின்ன மூமெண்ட் தான் கொடுத்துச்சு பட் ஒன்ஸ் மூமெண்ட் கொஞ்சம் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம்லாம் நல்ல மூமெண்ட் கொடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி பிரேக் அவுட்ஸ்லாம் நல்லா மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்து ஜெனரேட் ஆச்சு பைக்கால் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி கீழே தான் வந்து வருது இன்னும் பைன்னு சொல்லி thirty three thousand eight thirty seven வந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கூட இன்னும் வந்து போகலை ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து கீழே தான் இருக்குது தேர்ட்டி த்ரீ செவன் எயிட்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா thirty three thousand eight twenty one so இது வந்து இப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா மே நைன்டீன்த் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி ஆகுது இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் ஷார்ட்டில் என்ன மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் வந்தது டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ நைன் ஃபிஃப்டீன் ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ வந்து வந்துச்சுல அந்த லோ அதுக்கப்புறம் கீழே வந்து பிரேக் அவுட்டே ஆகல மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் ரைசிங் தான் ரைஸ் ஆனது இப்போ ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி thirty three nine twenty five ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டின் ஆக போது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது லெவன் ஃபிஃப்டிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரேடிங் தான் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சில் தான் இருந்துச்சு ரேஞ்சுக்கு கீழே கூட இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கான்செப்ட் வந்து ஒன்ஸ் அந்த பைக்கால் வந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஏற ஆரம்பிச்சிச்சு ஏற ஆரம்பிச்சது அடுத்த ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆன டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு பட் அதுக்கு ப்ரீவியஸாகவே நமக்கு ஆக்சுவலி இன்றைக்கி செல் கால் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே கிடச்சிச்சு ஓப்பன் ஆன செகண்ட் கேண்டில்லே நமக்கு sell call thirty three thousand eight twenty ஃபைவ்ல வந்துச்சு வந்தது பார்த்திங்கன்னா அடுத்த த்ரீ மினிட்ஸ்லேயே டார்கெட் பக்கத்தில் வந்துச்சு வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி டவுன் வந்து இறங்குச்சு இறங்கினதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ண தேவைப்பட்டுச்சு பட் ஆனால் அது பிரேக் அவுட் பண்ணலை அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் தொட்டதுக்கு அப்புறமா தான் இறங்குச்சு அப்போ இறங்கும்போது தான் ஃபஸ்ட் ஆர்ட்டை டச் பண்ணுச்சு ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க ஒரு நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே வந்து கீழே வந்துட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு தான் நமக்கு பைக்கால் வந்துச்சு அந்த பைக்கால் தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன பைக்கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் சப்போஸ் எடுக்கிற என்ட்ரி நமக்கு வந்து ப்ராஃபிட் வரல ஸ்டாப் லாஸ் ஆனாலும் அடுத்த என்ட்ரி நமக்கு வந்து கொடுக்கும் அந்த என்ட்ரியை எய்ம் பண்ணி நம்ம எடுத்தாலே போதும் அதில் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இதுக்கு அடுத்தும் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு அது பார்த்திங்கன்னா செல்லிங் என்ட்ரி ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறமா நமக்கு செல் கால் வந்திருக்கு thirty three thousand eight nought சிக்ஸில் அது பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி வரைக்கும் ஆக்சுவலி ரிவர்ஸ் போயிட்டு இப்போ தேர்ட்டி த்ரீ எயிட் தேர்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஓ கிளாக் அப்புறமா ஜென்ரேட் ஆச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்கில் வந்த கால் செல் கால் அதுக்கப்புறம் பைக் காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு இப்போ அகெயின் வந்து செல் கால் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வாலட்டைல் நல்லா இருக்குது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து நல்ல மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது டபுள் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதால் போக வந்து முடியுது வாலட்டைல் நல்லா இருக்கனால நமக்கு கால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றி மாற்றி கிடச்சிட்டே தான் இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் கால்ன்றனால கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இது நமக்கு thirty three thousand eight thirty இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் கால் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா thirty three thousand seven twenty one point fifty காட்டுது ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை இது வந்து ரிவர்சல் ஆகி மேலே தான் இருக்குது இது அப்படியே ஸ்டாப் லாஸ் போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க ட்ரேடிங் போகுது thirty three seven twenty nine twenty two இப்போ நமக்கு பார்த்தீங்க ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு செல் கால் அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆனது மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் இறங்குச்சு இறங்கினது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் இறங்க ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் மேலே தான் இருந்துச்சு one o'clock one five கிட்டக்க ஜென்ரேட் ஆன கால் நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கு பிரேக் அவுட் ஆகல அதுக்கப்புறம் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி நல்லாவே வந்து இறங்குச்சு மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் ரிவர்ஸ் ஆன ஆனாலும் அது வந்து ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கராக முன்னாடியே இறங்கி டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு அதே மாதிரி தான் ப்ரீவியஸாக பைக்காலும் வந்து வந்துச்சு அது ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ரைஸ் ஆனது நல்லா ஹை பிரேக் அவுட் ஆனோன்னா first candle high break out ஆகி நல்லா நமக்கு அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆர்ட்டை நல்லா பிரேக் அவுட் பண்ணுச்சு இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு கால் நல்ல என்ட்ரி கிடைச்சாலே போதும் அதை வச்சு நம்மளால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நம்ம எடுக்கிற ஃபஸ்ட் என்ட்ரி நமக்கு லாஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்து வர என்ட்ரியில் நம்ம வந்து என்ட்ராய் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் இல்லாட்டினா நம்ம நெக்ஸ்ட் டே ட்ரேடிங்கை பார்த்துக்கலாம் எப்பயும் ஓவர் என்ட்ரிஸ் தான் வந்து போயிடக்கூடாது ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்களே இதை பார்த்து டெய்லி ட்ரேடிங் பண்ணணும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இதை பார்த்தோன்னா ஓன்காக நீங்களே ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே ஓனாக பார்த்து ஓனாக நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா மே நைன்டீன்த் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு இது வந்து நம்ம வீக்லி ஆப்ஷன் காட்டுறோம் thirty three thousand call option so இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மணி மாதிரி தான் ஸோ இந்த மணின்றனால கொஞ்சம் மூமெண்ட் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி அதாவது ஃப்யூச்சரில் நடக்கிற மூமெண்ட் அப்படியே உங்களுக்கு ஆப்ஷனில் கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு டீப்பான இந்த money thirty three thousand weekly call option இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிறது எயிட் தேர்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆன செகண்ட் கேண்டில்லே செல் கால் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் வந்து லோ எவ்வளோ வந்துச்சுன்னா செவன் ஃபிஃப்டி நைன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் ரிவர்சல் வந்து போச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு வந்து பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்லில் இது நல்லாவே ஆக்சுவலி ரைஸ் ஆகி நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அதுக்கடுத்து அகெயின் வந்து sell call seven